அண்ட் வெல்கம் நான் உங்கள் கேகே இது உங்கள் O seven gaming tips and trick channel என்ன எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் எப்படி எய்ம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் முக்கியமான ரெண்டு செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் நிறைய ஒன் டாப் டிக் போட்டிருக்கோம் SKS tactical M five hundred close range long range woodpecker max இந்த மாதிரி நிறைய கண்ணுக்கு போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம போய் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் சிஎஸ்கே பண்டில் ஜோக்கர் பண்டில் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா பண்டில் இந்த பண்டில்லாம் எப்படி எடுக்கிறதுக்கான ட்ரிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம போய் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு மெத்தடு அந்த ஸ்னீப்பர் எய்ம் பாட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துருவோம் உங்கள் ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷனில் போய் கஸ்டம் வச்சு இருக்கும் அதை தொட்டு அந்த பெட்டி எமௌண்ட் ஒன்று இருக்கும் இந்த பெட்டி அமௌண்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல அதில் வந்து வச்சுருங்க அவ்வளோதான் அதை நீங்கள் வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு வெளில வந்தால் போதும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்னீப்பர் நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்னீப்பருக்கு அந்த எய்ம் குறி சாதாரணமாகவே காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த இருக்க பாருங்கள் அந்த பெட்டி அமௌண்ட் சிம்பிளில் கொண்டு வந்து நடுவில் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க சேவ் கொடுத்துன்னு வெளில வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் அந்த எய்ம் பாட் காட்டும் அந்த பெட்டி அமௌண்ட்டு செம்பிள் வந்து இப்படி தான் காட்டும் ஸோ நீங்கள் போய் ஒரு ஸ்னைப்பர் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் இந்த ஸ்னைப்பர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இதை பாருங்கள் சாதாரணமாக நம்ம இந்த எய்ம் பாட் காட்ட ஆரம்பிக்குது அந்த பெட்டு எமௌண்ட் சிம்பிள் தான் இப்போ உங்களுக்கு அந்த கர்சர் பாயிண்ட் மாதிரி வேலை செய்யும் ஸோ கரெக்டாக அடிக்கும் ஸோ இதான் எய்ம் பாட்டு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு இதே எய்ம் பாட்டு உங்களுக்கு வேணாம் எனக்கு வந்து பழைய மாதிரியே வேணும்னு சொன்னீங்கன்னா அதே செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே கண்ட்ரோல்ஸ் போய் கஸ்டம் ஹெச்ஓடி போய் அந்த ஒப்பாசிட்டி இருக்கும் அந்த பெட் பெட்டு இது இருக்குல்ல அதை தொட் அந்த சென்ட்ரு பாயிண்டில் உள்ள பெட் சிம்பிளை தொட்டிங்கன்னா ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து ஜீரோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ ஜீரோவில் வச்சுருங்க ஜீரோவில் வச்சுட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்தால் தெரியாது அதோட லைட்டாக இருக்கும் ஒரு துளி அளவு தான் தெரியும் ஸோ உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு திரும்பி வேணும்னா திரும்பி போய் ஒப்பாசிட்டியாக உங்களுக்கு அதிகப்படுத்திங்கன்னா திரும்பி தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதான் எய்ம் பாட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டு முக்கியமான செட்டிங்ஸை பற்றி பார்ப்போம் உங்கள் ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா ஏடபிள்யூஎம் ஸ்னைப்பிங் இருக்கும் அதில் நார்மல் ஓல்டு ஃபயர் டு ஸ்கோப்புன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து ஓல்டு ஃபயர் டு ஸ்கோப்பு தான் யூஸ் பண்ணுறோம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக ஃபயர் பட்டன் அழுத்தினா அது ஸ்கோப்பாக போய் உங்களுக்கு வந்து டேமேஜ் தரும் இதான் வந்து ஓல்டு ஃபயர் டு ஸ்கோப்பு இது ஃபஸ்ட்டு மெத்தடு இதான் செகண்ட் மெத்தடு அந்த ஏடபிள்யூ ஸ்னைப்பிக்கில் அதை நார்மலை வச்சுட்டு வெளில வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேரு ஏகே மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் சுட்டாக அந்த ஸ்கோப்பு போகாது உங்களுக்கு நார்மல் நீங்கள் ஃபயர் பட்டனை ஜூம் பண்ணால் இப்படி தான் அடிக்கும் நார்மல் கன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கோ ஸ்கோப்பு படம் அடிக்கிற கன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேரு ஏகே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ரீலோடு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதையும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் இந்த எய்ம் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கெல்லாம் போய் மறக்காமல் பாருங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்